எல்லாருக்கும் வணக்கம் ஆதிகாரி நியூடி சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன்னா ஒரு தென்னாலிராமன் கதை தான் அது ஒரு நீதி கதை மாதிரி தான் நம்ம சேனல் நூறு சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ண போகுது அதுக்காக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி மொத்த முதல்ல நூறு ரீச் பண்ண போகிறேன் அதான் சந்தோஷம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு நாள் விஜயநகரம்ன்ற ஒரு பெரிய சாம்ராஜ்யம் இருந்துச்சு அதை ஆண்டுகிட்டு இருந்தவர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிருஷ்ணதேவராயர்ன்ற ஒருத்தவர் தான் அதை ஆண்டுகிட்டு இருந்தார் ஆண்டுகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அந்த விஜயநகரத்தில் திருட்டும் கொ கொள்ளையும் நிறையா நடந்துகிட்டு இருந்துச்சு அப்போ வந்து கிருஷ்ணதேவராயருக்கு ஒரே சங்கடம் அரச சபையில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் கேட்டார் இதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு யாருமே எதுவும் தெரிலன்ட்டாங்க ஒரு நாள் தென்னாலிராமனை கூப்பிட்டு தென்னாலிராமரே இதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்கும்போது தென்னாலிராமன் வந்து எனக்கு ஒரு ஒரு வாரம் மட்டும் டைம் கொடுங்க அந்த ஒரு வாரத்தில் நான் எல்லாம் பிடிச்சி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார் கிளம்பும் போது அந்த அரசியல் இருக்கிற எல்லாருமே சேனால் பார்த்து சிரித்தாங்க நிறைய பேர் அதுக்கு இல்லை பிடிச்சிட்டு வந்துடுவாரா யாராலையுமே முள்ளையே அவர் மட்டும் பிடிப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி பண்ணி சிரிச்சிட்டு இருந்தாங்க ஒரு நாள் விடிய காலையில் கிராமத்தாளுங்கெல்லாம் பேசிக்கிறாங்க ஏம்மா அவங்க பார்த்தியா ஒரு நகை கடைக்காரன் வந்திருக்கான் புதுசாக ஒரு மந்திரம் சொல்லிட்டு தூங்குறியான் தூங்கும்போது நம்ம கஜானாவை திறந்துக்கிட்டே தூங்கலாம் ஐயா அப்படின்னு ஒருத்தர்கிட்ட அவர் சொல்கிறாரு இன்னொருத்தர் வந்து கேட்குறாரு அப்புறம் அப்படியா நம்மளும் அந்த மந்திரத்தை போய் கற்றுட்டு வருவோம் ஐயா நம்ம இருக்கிற ஓட்ட குடசலையாவது காப்பாற்றலாம் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அதை அந்த திருட்டு பசங்க வந்து கேட்டாங்க கேட்டோடனே அன்னைக்கு நைட்டே போகிறாங்க துணிப்பை எடுத்துக்கிட்டு போகும்போது அப்படி குதிச்சு அந்த கஜானா பெட்டியை திறந்து வச்சிருந்தாரு அப்படியே போய் அந்த எல்லாத்தையும் ஒரு துணி பையில் போட்டு எடுத்து வந்துடுறாங்க எடுத்து வந்தோடனே வீடியோ காலையில அரசு சபையில் வந்து ராஜா வந்து கிருஷ்ணதேவராயர் வந்து என்ன இது முட்டாள்தனம் திருட்டும் கொள்ளையும் நிறைய நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டே இந்த க நகை கடைக்காரர் எதுக்கு திறந்து போட்டு தூங்குறாரு மந்திரத்தை சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு அப்படின்னு சொன்னோடனே தெனாலிராமன் இவருக்கு ரொம்ப கோபம் ஆயிடுச்சு ராஜாக்கு தெனாலிராமன் வந்து அடுத்த செகண்டு அந்த ரெண்டு அந்த ரெண்டு திருடங்களையும் பிடிச்சிட்டு வந்து வந்துக்கிட்டு இருந்தார் பட ரெண்டு பேரோட அந்த ரெண்டு பேரோட ப்ரெஸ் ரெண்டு சிப்பாய்களோட வந்துகிட்டு இருந்தார் வந்தோடனே கிருஷ்ண கிருஷ்ணர் அவர் கேட்டார் எப்படி நீங்கள் இவ்வளோ சீக்கிரமாக பிடிச்சி தந்த முடிஞ்சு யாராலையுமே முடியாது உங்களுக்கு மட்டும் எப்படி முடிஞ்சுன்னு கேட்டார் போது கிருஷ்ண இவர் சொன்னார் ரங்காயம்மன் சொன்னார் மன்னா நான் தான் அந்த கடைக்காரரை சந்து சுத்துங்க சொன்னேன் மந்திரம் சொல்கிற மாதிரி சொல்ல சொன்னேன் அதை ஊர் முழுக்கவும் பரவ செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிருஷ்ணதேவரை கேட்டார் அதெல்லாம் சரி எப்படி இவங்க ரெண்டு பேரும் பிடிச்சிங்க அப்படின்னு சொல்கிற தெனாலிராமன் வந்து நான் அதுக்கு தான் வரேன் இப்போ சொல்கிறேன் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வரப்போகிற இடத்துல இந்த கஜானா கீழே வந்து க கருப்பு கலர் பெயிண்ட் எல்லாத்தையும் நான் ஊற்றி விட்டுட்டேன் ஊற்றி விட்டோடனே அவங்க ரெண்டு பேரும் அவங்க வந்து குதிச்சாங்க கீழே கை வச்சாங்க காலில் ஒட்டிக்கிடுச்சு கையில் ஒட்டிக்கிடுச்சு அதனால் அந்த கால் கா கால் அடி தடத்தை வச்சுட்டு அவங்க எங்கே போகிறாங்க எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்த்துட்டே வந்ததில் முன்னாள் மந்திரி வீட்டுக்குள்ளே போனாங்க அப்படின்னா இந்த இதில் வந்து முன்னாள் மந்திரி தான் அவங்க ரெண்டு பேரையும் கடத்த சொல்லியிருக்காங்க எல்லாத்தையும் அப்படின்னு சொன்னோடனே கிருஷ்ணதேவராய்க்கு ஒரே கோபம் முன்னாள் மந்திரி வீட்டுக்கு போய் அவரை அழைச்சிட்டு வர சொல்லிட்டு ஏன் முன்னாள் மந்திரி இப்படி பண்ணுறீங்க உங்களுக்கு எதாவது காசு என்ன என்கிட்ட கேட்டிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூணு பேரும் இதில் போட்டாங்க கூண்டில் போட்டு அடைச்சிட்டாங்க இது இதில் அவங்க ராஜாவும் தெனாலிராமனும் கட்டி பிடிச்சிட்டு ராஜா வந்து தெனாலிராமனுக்கு அவருக்கு கழுத்தில் போட்டிருந்த ட டைமண்ட் மாலையை எடுத்து அவருக்கு போட்டு விட்டு நன்றி தென்னாலி நன்றி தென்னாலின்னு சொல்லிட்டு முடிஞ்சு அவ்வளோதான் இந்த கதையோட நீதி என்னென்னா ஒரு நல்ல காரியம் பண்ணுறதுக்காக ஒரு பொய் சொல்கிறது தப்பு இல்லை அதுக்குன்னு பொய் சொல்கிறதே பழக்கம் வச்சுக்கிட்டு திருடுறதே பழக்கம் வச்சுக்கிட்டா எப்படி அதனால நல்ல காரியம் பண்ணுறதுக்கு ஒரு பொய் சொன்னால் தப்பு இல்லை அதுக்குன்னு இதே வச்சுக்கக்கூடாது அடுத்த வீடியோ உண்மையை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கையவர் மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கன் தட்டி விட்டுட்டு போங்க இல்லைனா எங்களுக்கு அப்புறம் தான்